வணக்கம் இப்போ நாம நேச்சுரல் கேஸில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டுவெண்ட்டி மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இப்போ வேகமாக இறங்கிட்டு இருக்கு ஸோ சடனாக ஒரு சிங்கிள் கேண்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி த்ரீலேருந்து த்ரீ எயிட்டி ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடில் வந்திருக்கு so sudden down market candle ஸ்டிக்லாம் நல்ல ஒரு டவுன் சைடில் பிரேக் அவுட் நல்ல பிரேக் அவுட்லாம் டவுன் சைடில் கிடச்சனால நமக்கு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகிட்டு sell at three eighty one அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ கீழே ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line first art பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி இருக்குது செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா three seventy nine so first target ஒரு பாயிண்ட் செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் வந்து டார்கெட் மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ்ன்னு அப்படின்னு கம்ப்ளீட்டான ஒரு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அதுவும் இல்லாமல் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் ஓப்பன் ஆகிட்டு அந்த ட்ரெண்ட் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில் கலர்ஸ் எல்லாமே சேமாகவே இருக்கும் ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் ஓகே ரெட் கலர் கேண்டில் போது செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதில் வர என்ட்ரி பாயிண்ட்டை யூஸ் பண்ணியே நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் செல்லர் த்ரீ எயிட்டி ஒன்று போட்டிருக்கு ஸோ த்ரீ எயிட்டி ஒனில் ஜஸ்ட் செல்லிங் என்ட்ரி போயிட்டு அதில் வர ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் டார்கெட்டை யூஸ் பண்ணியும் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு இன்னைக்கு நேஷனல் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி இந்த சார்ட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் வந்திருக்க இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கால் ஜெனரேட் ஆகி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் வந்து நல்ல டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்படி இறங்க ஆரம்பிச்சதில் ஒரு சிங்கிள் கேண்டில்லே பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ எயிட்டி ஒனில் வந்து செல் கால் டக் டக்குன்னு மார்க்கெட் டவுன் சைடில் வந்ததில் த்ரீ செவன்ட்டி நைன் ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கிருச்சு அதுக்கப்புறமும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்க ஆரம்பிச்சதில் செகண்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு ஸோ இப்படி தான்